அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு செய்யலாம் அப்படி வீடியோன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ரெண்டு நாளாக வீடியோவாக இல்லை ஸோ அதனால் இந்த ரெண்டு நாளாக வச்சு நம்ம வியூஸ்க்காக நல்லா யோசிச்சு தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் அதாவது நம்ம சேனலுக்கு அதர் ஃப்யூச்சர் எப்படி கொண்டு வருது அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வேலைக்கு கிளிக் பண்ணி அதில் ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுவீங்கன்னா ஸ்டுடியோ டிப் டாட் காம் அதுதான் நம்ம சர்ச் பண்ணோம் ஓகே நிறைய இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ளே போய் அப்படி பண்ணியிருப்பாங்க ஆனால் சில மொபைல்ஸில் வராது ஸோ அதனால தான் இப்படி போகுதுன்னு ஸோ இங்கே நான் வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்னு இருக்கும் அது என்னான்னு எல்லாத்துக்கும் தெரியாததில் தான் நம்ம போய் பேனர்லாம் செட் பண்ணுவோம் ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது கஸ்டமைசேஷன் ஆன் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அதுவே ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் இதில் பார்த்தோம்னா ஆட் செக்ஷன் ஸோ அந்த ஆட் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்யூச்சர்டு சேனல் இப்படி நிறையா இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ரியேட் பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம் ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் எனக்குள்ளே மூணு டாட் இருக்கும் அதில் செக்ஷன் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இதில் சப்ஸ்கிரிப்ஷனும் கிளிக் பண்ணலாம் ஏன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி பண்ணிக்கனால வராது ஸோ இங்கேன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இல்லாட்டி இதை கிளிக் பண்ணி என்ன இருக்கும் ஸோ அதை கொடுத்து edit section contact title set பண்ணிக்கோங்க அப்புறம் எனி சேனலாக யூடியூப் யூடியூப்பில் ஏதாச்சும் சேனலாம் இது பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் வேறு ஏதாச்சும் சேனல் இருந்தாலும் வச்சுக்கிட்டு இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு சேனல் கொடுக்குறேன் one minute Madhanguru channel Madhanguru அவங்க சேனல் கொடுத்துட்டு இங்கே டன் கொடுத்துருவாங்க எல்லாம் கொடுத்துருவோம் இப்போ நம் பப்ளிஷன் மேலே இருக்கும் ஓகே பப்ளிஷன் இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அன் பண்ணிட்டு ஓகே இப்போ நம்ம இதை டெலிட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம டன் கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே நான் பப்ளிஷன் ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை மறந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் கீழே கோடு சேனல்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் நேராக உங்களோட யூடியூப் வெப் பேஜுக்கு வரும் ஓகே எனக்கு கொஞ்சம் திருப்பி சொன்ன ப்ராப்ளம் இருக்குது ஒன் மினி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நார்மல் யூடியூப்லேயே போய் பார்த்துக்கலாம் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அது பப்ளிஷ் ஆகுது தான் ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம அச்சா ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா ப்ளீஸ் சப்போர்ட்டில் இன்னும் சேனல் சேர்ந்துருக்கும் பாரு மதன் கோரி சேனல் சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம விக்னேஷ் கிரிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம இன்னைக்கு வீடியோ எடுத்தது நாய்ஸ் கேட்டதுக்கு நானும் சாரி சொல்லிக்கிறேன் அப்புறம் மறக்காமல் நம்ம விக்னேஷ் கிரிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் பாய் சே யூ